என் ஆசை எல்லாமே இப்போ காணா போனதடி என் வாழ்வும் எப்போவே காணல் நீராயாகுதடி மெல்ல மெல்ல சிரிச்சேன் மெல்ல மெல்ல ரசிச்சேன் இப்போ எண்ணி போற என மொரச்சி